உலக காவல்துறை வரலாற்றில் தமிழக காவல்துறை மிகச்சிறந்த காவல்துறை என்று தமிழக முன்னாள் காவல்துறை இயக்குனர் ஆர் நடராஜ் கூறியுள்ளார் இந்திய காவல்துறையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட தமிழக காவல்துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு பேச்சின் காவல் உதவி ஆய்வாளர்களின் நாற்பத்தேழாம் ஆண்டு குடும்ப சங்கம விழா கடந்த ஞாயிறன்று அசோக் நகரில் உள்ள காவலர் பயிற்சிக் கல்லூரியில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக முன்னாள் காவல்துறை இயக்குநர்கள் ஆர் நடராஜ் திலகவதி மற்றும் ரயில்வே கூடுதல் காவல்துறை இயக்குநர் வனிதா மற்றும் முன்னாள் கூடுதல் அரசு செயலாளர் ஜெயராமன் மாநில பிற்பட்டோர் நல ஆணைய உறுப்பினர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் காவல்துறை இயக்குநர் ஆர் நடராஜ் தமிழக காவல்துறை வரலாற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மற்றும் எழுபத்தொன்பதாம் ஆண்டு பேச்சு மிகவும் திறமையான பேச்சு என்று கூறினார் வேண்டிய கருத்துக்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேடியம் காலேஜுக்கு இங்கே வரும்பொழுதே அந்த மலரும் நினைவுகள் மாதிரி நம்ம இங்கே பயிற்சி எடுத்ததை பற்றி நமக்கு ஞாபகம் வரும் வெள்ளூரில் இருந்தது இந்த பயிற்சி மையம் அசோக் நகரில் மாறி அதுக்கு முதல் பேட்ச் நம்ம நினைக்கிறேன் இன்னும் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்மளுக்கு தான் எழுபத்தாறு பேட்சில் எல்லோருக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு ஏன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அது ஒரு மிகப்பெரிய அது எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் இந்த அரசியலில் வந்து தலையீடு இருக்க வேண்டும் ஆனால் இன்டர்வென்ஷன் இருக்கணும் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது குறுக்கீடு இருக்கக்கூடாது ஆனால் தலையீடு இருக்க வேணும் நிச்சயமாக அது ஒன்று அது மாதிரி தலையிட்டு நல்ல முறையில் இவர்கள் தேர்வு செய்து தேர்வு செய்யப்பட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருந்ததுனால நமக்கு நல்ல மிக சிறந்த ஒரு காவல் அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறைக்கு கிடைத்தார்கள் ஏன்னா நம்ம காவல்துறை எடுத்துக்கிட்டோம்னால பேக் போன்னு சொல்கிறது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் தான் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் டு டிஎஸ்பி இவங்க தான் இந்த புலனாய்வில் நம்மளுடைய தமிழகம் சிறந்து விளங்குகிறது அதாவது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அதையும் மிஞ்சும் அளவில் இருக்கிறது என்றால் அது தமிழக காவல்துறை சந்தேகமே கிடையாது எவ்வளோ யார் என்ன சொன்னாலும் பொலிட்டிக்கலாக எவ்வளோ சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எப்படி சொன்னாலும் தமிழக காவல்துறை பாரம்பரியமிக்க காவல்துறை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதில் நம்மெல்லாம் ஒரு அங்கே வகித்தோங்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை நமக்கு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை இருந்தோம் இங்கே இருக்கிற உங்களையெல்லாம் பார்க்கும்போது இப்போ குழந்தைங்க வளருது பத்து வயசு குழந்த பதினெட்டு வயசு வாலிபனாக மாறுது அது மாதிரியாக முதுமை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த முழுமை அதோடு உங்களை வந்து பார்க்குறது ஒரு அனுபவமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம முதுமை தளர்ச்சி இதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது முதுமைக்கு ஒரு அழகு இருக்கத்தான் செய்யுது அது ஒரு முழுமை பெற்றதான ஒரு ஓவியம் மாதிரி அது அப்படி நம்ம நினச்சிக்கணும் பெண்களுடைய கஷ்டங்களை மிக அதிகமாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் உலகத்தில் அதிகம் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது கூட சொன்னீங்க தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்களால் பெண் அது மட்டும் இல்லைங்க பெண்ணு தகை சார்ந்த சொற்காத்து அவனை மட்டும் காப்பாற்றுறது மட்டும் பெண் இல்லை இன்னைக்கு நாட்டை காக்க வந்திருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தங்களது குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது காவலர் பயிற்சியின் போது நடந்த பழைய நினைவுகளை நினைவுகூர்ந்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளான டைகர் தயாநிதி மோகன் மற்றும் தாமஸ் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்